நம்ம வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜிக்கல் கண்ட்ரிஸில் துபாய் ஒன்று யோசிச்சு பார்க்கவே முடியாத நிறைய விதமான அற்புதமான விஷயங்களை உலகத்துக்கு காட்டியிருக்காங்க துபாய் மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குருஜு கலிஃபாவும் துபாய் மாலும் மாதிரி இப்போ நிறைய டூரிஸ்டர்ஸ் விரும்பி பார்க்குற ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறி வருது துபாயோட டீப் டைவ் பூல் சொல்கிற உலகத்திலே டீப்பஸ்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படி என்னெல்லாம் அதில் அடங்கி இருக்கு என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் so welcome back to rent of my self Aravindan Kumar டூரிஸ்டுகளுக்காக இது வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து துபாய் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு துபாயோட கிரௌன் பிரின்ஸாக இருக்கிற Sheikh Hamdan bin Mohammed bin Rashid Al Maktoum open பண்ணி வச்ச இந்த ஸ்விமிங் பூல் தான் இப்போ வேர்ல்டில் இருக்கிற one of the main tourist attraction சொல்லி ஆகணும் ஸோ துபாயில் இருக்கிற நால் அல் ஷபான்ற ஒரு பிளேஸில் தான் இதோட லொக்கேஷன் அறுபது மீட்டர்ஸ்க்கு டீப்பஸ்ட் ஸ்விம்மிங் பூல் பிஎலாஸ்டர் ஷேப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க forty million litres of hyper pass வாட்டரை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் நாசா ஃபில்டரின் சிஸ்டம் உதவியால் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க டீப் டைவ்னு கேட்ட உடனே இங்கே வந்து ஆழத்தில் போக போனால் என்ன ஆகுறதுன்னு நினைக்க வேணாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சேஃப்டியான எக்ஸ்போஷரை கொடுக்கும் பிகினர்ஸ் முதல் ப்ரொஃபஷனல் டீப் டைவர்ஸ் வரைக்கும் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஸ்விம்மிங் ஃபூல் தான் இந்த டீப் டைவ் வருஷம் ஃபுல்லாக இந்த ஸ்விம்மிங் ஃபூல் ஓப்பனாக இருக்கும் and world's deepest swimming pool and world's biggest under water film ஸ்டுடியோவாகவும் இது இருக்கு ஐம்பத்தாறு அண்டர் வாட்டர் கேமரா நூற்றி அறுபத்தி நாலு வெரைட்டியான moon light media editing room video wall நூறு பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி conference room dive shop gift shop எண்பது பேர் உட்கார மாதிரி ரெஸ்டாரண்ட்டுன்னு நிறைய விதமான விஷயங்களை இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இங்கே ட்ரைவ் பண்ணுற விரும்புவங்களுக்கு மூணு விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே ஒரு டைவ் மட்டும் பண்ணுறவங்களுக்கு discovery level second one certification இருக்கிறவங்களுக்கு டைவ் லெவல் அண்ட் என்ட்ரி லெவல்லேருந்து ஸ்கூபா டைவிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு டெவலப் லெவலும் இருக்கு துபாயில் for diving experiences the guided scuba dive போக விரும்புவங்களுக்கு தேர்ட்டி மீட்டர்ஸ்க்கு ஆயிரத்தி இருநூறு தரம்ஸ் ஃப்ரீ டைவிங் வந்து start from nine hundred dirhams and discover diving experiences thousand five hundred தரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உலகத்திலே பெரிய ஸ்விம்மிங் பூல் என்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த துபாய்க்கு டீப் டைவ் பூலுக்கு கிடைச்சிருக்கு ஸோ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்க துபாயோட இன்னொரு வண்டர்ஃபுல் கிரியேட்டிவிட்டியாக இந்த டீப் டைவ் பூல் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் this is bye bye from Aravindan Kumar take care love you all